நான் வந்து சரி எனக்கு கலையை வீட்டு போகவே ஒரு பிரசாதம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு ரெண்டுமே எது வேணுமோ அது ஆஃப் தண்ணியே அது ஒரு வேண்டாம் Mm-hmm. 可以，可以，可以。